மச்சான் நான் லவ் பண்ணல ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரு பத்தாம் தேதி பர்த்டேடா யார் கீர்த்தனாவுக்கா கீர்த்தனாடா ஏஞ்சல் ஏண்டா துப்புற தெருல பேர கட்டணும் துப்புன்னு தோணுச்சு விஷயத்துக்கு வா அதை விடு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு கவிதை சொல்லி அவளை கரெக்ட் பண்ணுண்டா ஓகே இப்போ இப்போ என்னோட மைண்டில் வர்றத சொல்கிறேன் ஆ ஓகே அப்படியே அங்கே போய் சொல்லு பேச்சே மாறக்கூடாது ஆ சரி கண்ணு உயிர் பிழைக்க தண்ணீர் தேடி அலைந்து திரிந்தேன் ஆனால் எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை அமிர்தம் கிடைத்தது உன் வியர்வியின் வழியால் பறந்து விரிந்த நெற்றியில் இருந்து கொக்கு போன்ற மூக்கை கொண்ட உன் மூக்கின் வழியே வழிந்தோடி அந்த வேர்வை துளி உன் கண்ண குழியில் குட்டை போல தேங்கி நின்ற அந்த அமிர்தத்தை எடுத்து பருகி உயிர் வாழ்வேனடி என் கண்ணே உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேனடி